மேட் கன் இது என்னோட கண் நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டேன்னு சொல்ல வேண்டியது செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம் உன் பிள்ளைங்க சிக்னல்ல பிச்சு எடுக்கும் உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்ல ஓரமா நின்னுகிட்டு கை காட்டி கூப்பிடுவான் இதுவே நீயே உன்னை சுட்டுக்கிட்டனா டியூட்டி பீரியட்ல சூசைட்னு உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் பிஎஃப் பணம் வரும் பென்ஷன் மாசம் தவறாம வரும் கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுருவேன்